வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் எபிசோட் மூணு மகாபாரதம்ன்ற பெரிய காப்பியத்தை சிறு சிறு கிளை கதைகளாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் இந்த வீடியோவோட பெரிய நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களோட பேத பேராதரவு எங்களுக்கு தேவைப்படுது உங்களோட பேராதரவை எங்களுக்கு தொடர்ந்து தருவீங்கன்ற நம்பிக்கையோடு வாங்க எபிசோட் மூணுக்கு போகலாம் எபிசோட் ரெண்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து கங்காதேவியும் மகாபிஷேக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து காதல் வயப்பட்டாங்க அதனால் பிரம்மன் மகாபிஷேக்குக்கு என்ன சாபம் கொடுத்தாரு கங்காதேவி அஷ்டவசுக்களை எப்படி சந்திச்சாங்க அஷ்டவசுக்களுக்கு வசிஷ்டர் கொடுத்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்கு கங்காதேவி எப்படி உதவுனாங்க அப்படின்றத தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இந்த எபிசோட் மூணில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்காதேவி எதுக்கு மண்ணுலகில் பிறக்கிறாங்க கங்காதேவியும் சந்தனவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை குழந்த பிறக்கிறது அந்த பிறக்கிற குழந்தைங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க கங்காதேவிக்கும் தா சந்தனுக்கும் நடந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்புறம் கங்காதேவி ஏன் சந்தனுவை பிரிஞ்சு போகிறாங்க சந்தனு யாரை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த எபிசோட் மூணில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி அஷ்ட வசுக்களோட சாபத்தை தீர்க்கிறதுக்காக பூமியில் பிறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட கங்கா தேவி ஒரு நாள் பிரதீப மன்னன் கங்கை நதிக்கரையில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி தோன்றி இந்த மாதிரி உன்னுடைய மகனுக்கு வந்து நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பிரதீப மன்னன் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கங்காதேவிக்கு வரம் கொடுத்துட்றாங்க காலப்போக்கில் பிரதீப மன்னனுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு அவங்களுக்கு சாந்தனு அப்படின்னு பேர் வச்சு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல மகனாக வளர்க்குறாரு பிரதீப மன்னன் அந்த சாந்தனு இளமை பருவத்தை அடைகிறாரு அப்போ ஒரு நாள் பிரதீப மன்னன் சாந்தனுவை கூப்பிட்டு நீ வந்து இளமை பருவத்தை அடைஞ்சிட்ட அதனால உன்னோட திருமணத்தை பற்றி உன்கிட்ட பேசுகிறதுக்கு என்னோட ஆசை என்கிட்ட ஒரு நாள் வந்து நான் கங்கை நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து உன்னுடைய மகனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டாங்க நானும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டேன் அந்த பொண்ணு ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நின்று இந்த ஆசையை கூறும்போது அந்த பொண்ணை எக்காரணத்து கொண்டு மறுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சாந்தனும் உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது நடந்து கொஞ்ச நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் வந்து சாந்தனுக்கு வந்து முடி சூட்டி விட்டுட்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிடுறார் அப்போது சாந்தனுக்கு வந்து வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வேட்டைக்கு காட்டுப்பகுதிக்கு போகும்போது ஒரு அழகிய பெண்ணை வந்து பார்க்குறாங்க அந்த அழகிய பெண்ணோட அழகில் மயங்கின சாந்தனும் அவள் மேலே காதல் வயப்படுறாரு அந்த பெண்ணும் சாந்தனு மேலே காதல் வயப்படுறாங்க இருந்தாலும் சாந்தனு வந்து அவளுடைய சம்மதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ஏ பொண்ணே உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது அதனால நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் வந்து இந்த பூவுலகில் மிகச்சிறந்த அரசன் அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி கேட்குறாரு ஆனால் சாந்தனுக்குரிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு கங்காதேவி வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நாணத்தில் சிவந்து போய் நிற்கிறாங்க இவங்களோட மௌனத்தை பார்த்த சாந்தனும் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் உன்னுடைய மௌனத்தை கலைத்து நீ வெளிப்படையாக சொன்னாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கங்காதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம்தான் ஆனால் அதுக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனைக்கு நீங்கள் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சாந்தனுவும் அப்படியா என்ன நிபந்தனை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து கங்காதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் என்னை யார் எங்கேருந்து வந்த அப்படின்னு கேள்வி எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு கேட்கும்போது இல்லை இல்லை இதுக்கு மேலேயும் இருக்குது நான் என்ன செஞ்சாலும் ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உலக மக்கள் எல்லாரும் வெறுக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சால் கூட நீங்கள் ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இதுதான் என்னுடைய நிபந்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சாந்தன மன்னனுக்கு கங்காதேவியோட நிபந்தனைகளை ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது அப்புறம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெண் என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் அந்த நிபந்தனைக்கு சரின்னு சொல்லிடுறாரு சாந்தனு மன்னன் இதனால் ஒரு நல்ல நாளில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடக்குது இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க பல ஆண்டுகள் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை இல்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு கங்காதேவிக்கும் சாந்தனு மன்னனுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் ஆனால் அந்த மகனை பெற்றெடுத்த உடனே கங்காதேவி வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் கங்கை ஆற்றில் வீசிடுறாங்க இதை பார்த்த சாந்தனு மன்னனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நம்ம குல வாரிசை அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒரு குழந்தைய இவங்களுக்கு எப்படி வந்து கங்கை நதியில் தூக்கி எறிய வந்து மனசு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப க கவலைப்படுறாரு கோவப்படுறாரு ஆனால் வந்து அவருக்கு அவருடைய நிபந்தனை ஞாபகம் வருது நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த நிபந்தனை ஞாபகம் வர்றதுனால அவர் எதுவுமே கேள்வி கேட்கல சரி இனிமேல் என்ன குழந்த பிறக்காமையாக போயிட போகுது அப்படின்ற ஒரு இதில் விட்டுடுறாரு அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் பிறக்குது அதே அந்த குழந்தையும் அதே மாதிரி கங்கை நதியில் கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிடுறாங்க கங்காதேவி மூன்றாவது குழந்தை பிறக்குது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது ஏழு குழந்தைகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிறந்த உடனே பிறந்த உடனே அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தூக்கி கொண்டு போய் கங்கை நதியில் போட்டுடுறாங்க இதை பார்த்த சாந்தனு மன்னனுக்கு மனசு ரொம்ப வலிக்குது நம்மளுடைய குழந்தைகளை ஒரு தாயே வந்து எப்படி இப்படி செய்ய முடியுது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசியாக சாந்தனு கங்காதேவி தம்பதிக்கு வந்து எட்டாவதாக ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தையும் அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் சாந்தனு மன்னா நீ யார் எதுக்காக இப்படி பண்ணுற தயவு செஞ்சு இந்த எட்டாவது குழந்தையும் இப்படி தூக்கி எறிஞ்சிடாத அப்புறம் நம்மளுக்கு குழந்தையே இல்லாமல் போயிடும் புத்திரப்பேறுனா என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அப்போ வந்து கங்காதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துட்டீங்க நம்மளோட நிபந்தனையை வந்து நீங்கள் மீறிட்டீங்க என்னை யார் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேள்வி கேட்டுட்டீங்க அதனால் உங்களை பிரியிற நேரம் வந்து வந்துடுச்சு அதனால் இப்போ நான் வந்து உண்மையை சொல்லிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சந்தனு மன்னன் பரவாயில்ல சொல்லு நீ என் கூட வாழலைனாலும் பரவாயில்ல ஏன் இந்த குழந்தைகளை கொள்றேன்ற உண்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனு மன்னன் கேட்குறாரு அப்போ வந்து கங்காதேவி சொல்கிறாங்க நான் வந்து ஜன்கு மகரிஷியோட மக என் பேர் வந்து கங்காதேவி தேவர்களுக்கு உதவுறதுக்காக மட்டும்தான் வந்து நான் அவங்களுக்கு ஒரு மனைவியாக ம இந்த பூ உலகில் பிறந்திருக்கேன் நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவங்க தேவர் உலகத்தில் அவங்க எல்லாமே ஒரு தேவர்கள் அவங்க வந்து வசிஷ்டரோட சாபத்தினால பூமியில் வந்து பிறக்கணும் அப்படின்ற சாபத்தினால அவங்க வந்து என்ன தாயாகவும் ஒன் உங்களை தந்தையாகவும் விரு அடையணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்து இந்த பூமியில் பெண்ணாக பிறந்து உங்களுக்கு மனைவியாக இருந்தேன் அவங்களோட விருப்பம் நிறைவேறிடுச்சு அவங்களோட சாபமும் விமோசனம் ஆயிடுச்சு அதனால் நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் நானும் உங்கள்கிட்டருந்து விடை பெறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த எட்டாவது குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தன மன்னன் கேட்கும்போது இந்த எட்டாவது குழந்தைய கொல்லக்கூடாது இந்த எட்டாவது குழந்தைய வந்து புத்திர பேர் கருதி நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றதுனால தான் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எட்டாவது குழந்தைய மட்டும் ஏன் நீ கொல்லலை ஏன் ஏழு குழந்தைகளை கொன்ன இந்த அஷ்ட விஷுக்கள் ஏன் வந்து வசிஷ்டர்கிட்ட சாபம் வாங்கினாங்க அப்படின்னு சந்தனு மன்னன் வந்து கங்காதேவிகிட்ட கேட்கும் போது அப்போ வந்து கங்காதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து வசிஷ்டர் வந்து மேரு மலையில் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தாரு அங்கே வந்து இந்த வ அஷ்டவசுக்களும் அவங்களோட மனைவிமார்களோட அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்போ வந்து அவருடைய ஆசிரமத்தில் நந்தினி அப்படின்ற காமதேனு பசுவும் அதோட குட்டியும் நின்றுட்டு இருந்துச்சு அதோட அழகை பார்த்து இந்த எட்டு பசுக்களும் வந்து மயங்கிட்டாங்க எல்லாருமே பார்த்து அவங்களோட அழகில் மயங்கிட்டு இருக்கும்போது பிரபாசன் அப்படின்ற வசுவுடைய மனைவி மட்டும் அந்த நந்தினி அல்லது காமதேனு பசுவை பற்றி விவரத்தை வந்து பிரபாசன்கிட்ட கேட்குறான் அப்போ பிரபாசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பசு வந்து வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இந்த பசு வந்து தெய்வத்தன்மை வாய்ந்தது இந்த பசுவோட பாலை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம கிடையாது மனிதர்கள் ஏன்னா தேவர்களுக்கு வந்து இளமை வனப்பு எதுவுமே குறையாது அவங்களுக்கு இறப்புன்றதும் கிடையாது இந்த பசுவினுடைய பாலை பருகும் மனிதர்களுக்கு வந்து இளமையும் அழகும் எப்பயுமே குறையாது அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பிரபாசனோட மனைவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த கண் இந்த பசுவையும் இந்த கன்றுக்குட்டியையும் வந்து என்னுடைய நண்பி ஜீதவதி அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பிரபாசன் வந்து வசிஷ்டருடைய பசுவையும் கன்றுக்குட்டியையும் அவங்க வந்து எடுத்துட்டு அவங்க தேவர் உலகத்துக்கு போயிடுறாங்க வசிஷ்டர் வந்து அவருடைய தவத்தை முடிச்சுட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து பார்க்கும்போது பசுவும் கன்றுக்குட்டியும் இல்லாதப்போ அவர் வேகமாக கோவத்தில் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு என்னுடைய பசுவையும் கன்றுக்குட்டியும் கவர்ந்து சென்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து பூமியில் வந்து மனிதர்களாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு இந்த சாபத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அஷ்ட வசுக்களும் வசிஷ்டர்கிட்ட வந்து கெஞ்சி மன்றாடுறாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து சாபம் கொடுக்காதீங்க இல்லைனா சாபத்துலேருந்து வெளிவரதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வசிஷ்டர் வந்து கொஞ்சம் மனம் இறங்குறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்ச செஞ்ச தப்பை வந்து உணர்ந்ததுனால நீங்கள் வந்து பூமியில் ரொம்ப நாள் கஷ்டப்பட மாட்டீங்க சீக்கிரமே பூமியில் பிறந்து சீக்கிரமே வந்து நீங்கள் தேவர் உலகத்துக்கு திருப்பி வந்துடுவீங்க ஆனால் வந்து இந்த பசுவையும் கன்றுக்குட்டியும் கவர்ந்து செல்ல காரணமாக இருந்த பிரபாசன் மட்டும் ரொம்ப நாள் மண்ணுலகில் இருப்பான் அவன் அவனோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்ன ஏதுன்னு தெரியாமல் கூட அடுத்தவங்க பொருளை கவர்ந்து சென்றதுனால அவன் வந்து பெண் இன்பத்தை துறந்து சந்ததி இல்லாமல் வந்து மண்ணுலகில் வாழ்வான் அப்படின்னு சொல்லும் போது பிரபாசன் வந்து ரொம்ப அழுது மன்றாடுறாரு முனிவரே வந்து என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் சரி நீ வந்து இவ்வளவு பெண் இன்பத்தை துறந்து கஷ்டப்பட்டாலும் நீ எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சு பேரும் புகழோட வாழ்வ சாஸ்திரங்கள் கூட உன்னை வல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்து வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னு கங்காதேவி வந்து சந்தனு மன்னன் கிட்ட கிட்ட நடந்த கதைகளை விரிவாக எடுத்துரைக்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா கங்காதேவி சந்தன மன்னன் கிட்ட இந்த பிரபாசன் தான் வந்து நம்மளுக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்திருக்காரு இந்த குழந்தைய வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கிறதுனால நீங்கள் தனியாக வளர்க்க முடியாது அதனால இந்த குழந்தைய நான் என்னோட எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் என்னை நினச்சிங்கன்னா உடனே கொண்டு வந்து நம்மளோட மகனை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்குரிய கடமை எனக்கு இருக்குது அதனால நீங்கள் எப்போ உங்களுடைய மகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா தன்னுடைய மனைவி மகன் எல்லாரையுமே இழந்த சோகத்தில் சந்தனு மன்னன் கொஞ்ச நாள் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய ஆர்வத்தையும் கவனத்தையும் ஆட்சி பக்கம் திருப்பி அஸ்தினாபுரத்தை தலைமையாக கொண்டு அவருடைய நல்லாட்சியை மக்களுக்கு கொடுக்குறாரு மக்களால் சிறந்த மன்னன் அப்படின்னு போற்றப்படுறாரு நீதி நெதி நீதிநெறி தவறாதவனாகவும் இந்திரவன் இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும் சினத்தில் யமனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும் எல்லா கலைகளில் சிறந்தவனாகவும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் ஒரு நல்லாட்சி புரியிற அரசனாக வந்து இந்த சந்தனு மன்னன் மகளுக்கு மக மக்களுக்கு வந்து திகழ்கிறாரு ஒரு நாள் அப்படி வந்து அரசாட்சி செய்யும்போது அவர் வந்து வேட்டையாட போகிறாரு அந்த வேட்டையாட போகும்போது அவரோட களைப்பை நீக்கிறதுக்காக கங்கை நதிக்கரையில் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு போகலாம் அப்படின்னு கங்கை நதிக்கரை ஓரமாக உட்கார்றாரு அப்போது தான் அவர் கங்கை நதியில் வந்து ரொம்ப நீர் வந்து குறைவாக ஓடுறத வந்து பார்க்குறாரு அதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணுறான் அவனோட வில் அம்புனால் பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் வந்து அந்த நதியில் விழுகிற மாதிரி அவரோட அம்பை எய்கிறாரு இதை பார்த்த சந்தன மன்னனுக்கு ஏன் இப்படி ஒரு ந கங்கை நதி ஓ நீர் ஓட்டத்தை வந்து இந்த பையன் தடுக்கிறான் இதை ஏன் கங்காதேவி வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவியை பற்றி நினைக்கும் போது கங்காதேவி உடனே அவங்க முன்னாடி தோன்றி நீங்கள் வந்து என்னை நினச்சிங்க அதனால் நான் அவங்க முன்னாடி வந்துட்டேன் இதோ இந்த நம்மளோட மகன் இவன் தான் வந்து பிரபாசன் அப்படின்ற வசு ஆனால் இவனுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா தேவவிரதன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் இவனுக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நல்ல மனிதனாக வந்து நான் வளர்த்துருக்கேன் இனிமேல் இவனை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி வந்து தேவவிரதனை சந்தனு மன்னன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க தன்னுடைய மகனை பார்த்த சந்தனுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது ஏன்னா ஏழு குழந்தைகளுக்கு அப்புறம் எட்டாவது குழந்தையா பிறந்த மகன் இல்லையா அதுவும் ஏழு குழந்தைகள் இறந்து போச்சு கொஞ்சம் கூட அவன் வந்து அந்த புத்திர பாக்கியம் அப்படின்றத அனுபவிச்சிருக்கவே மாட்டான் அதனால் இந்த எட்டாவது குழந்தைய பார்த்தோன்னே சந்தனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்போ வந்து ஒரு இளமை பருவத்தில் அந்த தேவ விரதன் இருக்கிறாரு இந்த சந்தோஷத்திலேயே அவரோட மகனுக்கு அவர் வந்து இளவரசன் பட்டம் சூட்டி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாரு அப்படி இந்த சந்தோஷத்துலேயே நான்கு ஆண்டுகள் கழிஞ்சு போயிடுது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சந்தனு வந்து யமுனை நதிக்கரைக்கு வேட்டையாட போகிறாரு அப்போ வந்து அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்க்குறாரு அந்த பெண்ணை பார்த்துட்டு ஏய் பெண்ணே நீ யார் என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவள் அந்த பொண்ணோட அழகில் மயங்கின சந்தனு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா முதல் கல்யாணம் கங்காதேவியை பண்ணார் இப்போ கங்காதேவியும் வெறும் சேர்ந்து இல்லாததுனால இரண்டாவது கல்யாணம் இந்த பெண்ணை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் குழந்த பிறந்ததா குழந்த பிறந்த அந்த குழந்தை யார் உண்மையாகவே பீஷ்மருன்றவர் யார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் ஓம் சிவோம் சேனல் நான் உங்கள் சித்ரா நன்றி வணக்கம் ஓம் ஷிவோம்